அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜெனி ஃப்ளாரன்ஸ் நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கிரைஸ்த கிங் மெட்ரிக் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயில்கிறேன் என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான் என்ற தலைப்பில் உங்களிடம் பேச இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த நற்றிணை அறக்கட்டளை குழுமத்திற்கு என் வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சில மணித்துளிகள் என் தந்தையை பற்றி தன வரிசையில் உங்களிடம் பேச விளைக்கிறேன் தங்கி இருந்த தாயின் கருவறை புனிதமானது அதே போல் நான் கீழே விழும்பொழுது தாங்கி பிடிக்கும் தந்தையின் கைகளும் புனிதமானது தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் என் தந்தையின் அன்பின் பின்தான் திட்டுவதிலும் தண்டிப்பதிலும் கொதிப்பதும் நான் எனக்கு காய்ச்சல் வந்தால் துடிப்பதும் என் தந்தையின் முகம்தான் தீமைக்கு எதிர்த்து நிற்க வழிகாட்டியவர் என் அப்பா துயரை வெளியே காட்டாது தனக்குள் புதைத்து வைத்துக் கொள்பவர் என் அப்பா தூக்கி நிறுத்த என் அப்பா இருக்கும் வரை நான் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அத்தகைய அன்பையுடையவர் என் அப்பா தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து நான் மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachchinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் நாள் வரை என் கூடவே இருப்பவர் என் அப்பா தைரியம் என்ற சொல்லின் எடுத்துக்காட்டு என் அப்பா தொல்காப்பியரின் இலக்கணம் போன்றவர் என் அப்பா தோளில் சுமந்து தான் காணாத உலகை எனக்கு காண செய்பவர் என் அப்பா தௌதம் போட்டு என்னை அழகு பார்ப்பவர் என் அப்பா என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பா தான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நற்றினை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க Thank <laughs> you.